அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June twenty two so market வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ஓப்பன் ஆயிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி தான் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு பட் நேற்று வந்து ஒரு பையிங் சைடில் இருந்துச்சு நேற்று மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து நேற்று செல் கால் ஃபினிஷ் ஆன வரைக்கும் நேற்று ஷோ பண்ணோம் அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஸோ அந்த ஓப்பனிங்கில் இப்போதைக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது நமக்கு இப்போ கரண்ட்டில் செல் கால் இருக்குது ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா ஒரு பை கால் தேவை இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி டேயில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் வேணும் ஸோ அதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சமாச்சு மேலே ரைஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த கால் வரையில் இந்த சார்ட் எப்படி மாறுதுன்றதை ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு எவ்ரிடே எப்படி இந்த இப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கால் வரையில் உங்களுக்கு அது சேஞ்ச் தெரியும் பாருங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி மேலே ஆகுது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் சைன் மொமெண்டமில் இருந்துச்சு மார்க்கெட் இறங்கி ஏறிக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் அகெயின் மார்க்கெட் வந்து அந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் அது கிட்டக்க வருது ஸோ இப்போ நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அதனால் இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty two nine eighty eight அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டக்க இருக்கு மேலே நமக்கு ஃபஸ்ட் டாரட் அண்ட் செகண்ட் டாரட்னு ரெண்டு green colour line so safe trade பண்ணுறவங்க ஃபஸ்ட் டாரட்டில் வெளியே வரலாம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி தான் ஃபஸ்ட் டாரட் ஒரு எயிட்டி டூ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும் அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு காலாக வந்து ஜெனரேட் ஆகும் கால் வரையில் கேண்டிலினுடைய கலரே மாறிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் அந்த டீட்டெயில் வச்சு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன பைக்கால் ரொம்ப ஈஸியாக தான் வந்து ட்ரேடிங் போயிட்டு இருக்கு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஈஸியாக இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கலாம் ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் என்ட்ரி பாயிண்ட்டை விட கீழே போகிறனால ரொம்ப ஈஸியாக இதையும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டியை பிரேக் அவுட் பண்ணுதான் பண்ணுறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்னு டேரெக்டாகவே பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே இப்போ தான் வந்து ஃபைனலாக நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச பைக்கால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணலாம் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் போதும் டக்குன்னு எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சால் நானே ஓட் ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ